श्रीरञ्जितः कचपरिष्कृतबर्हिबर्हः इन्द्रस्तुतः प्रणमतां धिषणानुकूलः शुक्रेतराम्बुद वपुर्वृषपर्वकारी श्वश्रेयसं दिशतु वः खगदेवयानः செகண்ட் ஆக்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் ஓகே இதுல வந்து இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம்னு நினைக்கிறேன் கரெக்ட் இல்லையா पुरैव दत्ता किल कूर्म कूर्मभूमिकाम् उपेयुषा मन्थनशैलधारिणा रसा रमाधवेनापि च विश्वमोहिनी प्रभाजुषा वह हि सुधा असुधारिणी पुरा एव मुन्बु कूर्म अवतारत्त धरिच्चवर् विष्णु அவரே வந்து அந்த மந்தன சைலதாரி குருமாவதாரத்தை எடுத்துண்டு அந்த மந்திர மலையை வந்து அடியிலிருந்து அதை தாங்கி கொண்டு அந்த மத்த கடையறத்துக்கு உண்டான மத்த வந்து அவர் தான் தாரணம் பண்ணார் மேலும் விஸ்வ மோகினி உலகத்தையே மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு வேஷத்தையும் தரிச்சுண்டு சுதா அசுதாரிணி சுதா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயிரை கொடுக்கக்கூடியதான ஒரு சுதா அமிர்தத்தை வந்து அவர்தானே கொடுத்தார் அவர் இருக்கும் பொழுது என்ன போய் எதுக்கு சொல்றேளுங்கிறா சோ அஸ்மாக்கம் அமரத்துவம் அத்திய பவதா சம்பாத்தியம்ங்கிறதுக்கு இல்ல இல்ல முன்னாடியே வந்து விஷ்ணு பண்ணிருக்காரோ இல்லையோ இப்ப நான் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு தான் வந்து கச்சன் இந்த மாதிரி பதில் சொல்றான் அதுக்கு இந்திரனோட ரிப்ளை படிக்கிறளா யாராவது லக்ஷ்மி ஆர் ஓகே इन्द्रः स्वगतं सत्यं पुराणी कथानुसन्धीयते कुमारेण वेद वेदा वेद अध्ययननैकशीलो न जानातीव प्रकृताम् अवस्थां प्रकाशं तन्नेति न तेन दत्तमद्य त्वया पुनः प्रतिष् प्रतिष्ठाप्यम् ம் ஸோ இந்திரன் வந்து ஸ்வகதம் முதல்ல மனசுல சொல்லிக்கிறான் சத்தியம் புராணி கதா பழைய கதையானது குமாரேன அனுசந்தியதே குமாரனான இந்த கச்சன்னால அனுசந்தியதே he is again reminding me அத மறுபடியும் இந்த கச்சன்னால மறுபடியும் கூறப்பட்டதாக இருக்கு இந்த புராணி கதா திஸ் ஓல்டு ஸ்டோரி அனுசந்தானம்னா அனுசந்தானம் பண்றது is again repeatedly thinking about it so குமாரேன by Kacha this old story is being reminded I am being reminded by him அதுதான் அங்க கர்மணி பிரயோகத்துல வருது உம் அகம் குமா இல்ல இல்ல ஆக்சுவலி புராணி கதா அனுசிந்தியதே the story is being reminded by him அப்படிதான் வரணும் வேதாத்தியன ஏகசீலக ந ஜானாதி இவ பிரகிருதாம் அவஸ்தான் அவன் படிப்பு இஸ் அ புக் வம் ஸோ வேத அத்தியன ஏகசீலகா his only character is to continuously do வேதம் அதனால வேதாத்தியனத்தையே ஒரே கேரக்டரா வச்சுட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு இந்த கச்சனுக்கு பிரகிருதாம் அவஸ்தாம் நடக்கிற நிலைமை கரண்ட் கண்டிஷன் அது வந்து ந ஜானாதி இவ it is as if he doesn't know the current condition because he is doing வேத அத்தியனம் கண்டினியூஸ்லி பிரகாஷம் இதை மனசுல வெஞ்சுன்ட்டு இப்போ வந்து வெளியில சொல்றார் தன் इति न तेन दत्तम् इति न अद्य त्वया पुनः प्रतिष्ठाप्यम् தன்ன இதி தேன ந தத்தம் இத வந்து எப்படி அன்வயம் பண்ணிக்கணும்னா தேன ந தத்தம் இதி தத்து ந கனெக்ஷன் அப்படி சோ தேன ந தத்தம் தேனங்கிறது விஷ்ணுனா விஷ்ணுனா ந தத்தம் கொடுக்கப்படவில்லை it was not given by Vishnu இதி தது ந அப்படிங்கிற அந்த விஷயமானது இல்லை அப்படின்னா விஷ்ணு கொடுத்த ரைட்டு தான் அது இல்லைன்னு சொல்லல நம்ம சிவன் தமிழ்ல நம்ம பேசுறச்சு ரொம்ப சாதாரணமா டபுள் நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணி சொல்றோம் அதுதான் இங்க யூஸ் பண்றாரு அப்படி இல்லைன்னு இல்லை அப்படிதான் ஆனாலும் அப்படின்னு நம்ம பழக்கத்துல வரதோ இல்லையோ அத்திய துவயா புனகா பிரதிஷ்டாப்பியம் அத்திய இன்னைக்கு புனகா மறுபடியும் துவயா உன்னால் பிரதிஷ்டாப்பியம் it has to be established which is இந்த அமரத்துவம் அப்படிங்கிறது தான் புனகா பிரதிஷ்டாப்பியம் கிம் அமரத்துவம் பிரதிஷ்டாப்பியம் சோ முன்னாடி இந்த லைன்ல இருந்து நம்ம வந்து அமரத்துவம்ங்கிற வேர்டை இங்க கீழே இப்ப எடுத்துக்கணும் இந்த லைன்ல சோ தேன दत्तं न दत्तम् इति न किन्तु अद्य त्वया पुनः अमरत्वं प्रतिष्ठाप्यम् it is not as if he did not do it he did not give it but you have to re-establish immortality for us today அப்படின்னு இந்திரன் கேட்டுக்கிறார் பிரகாஷம் ஓபனா ஆ கஜன் कथः अहो मर्यादात्मयेति विश्वास विश्वास आचार्यकुटुम्बे देवराजस्य ஆ, மரியாதா மத் ம- மரியாதாம் அத்தியேதி விஸ்வாசா ஆச்சாரிய குடும்பே ஆச்சாரிய குடும்பே தேவராஜஸ்ய விஸ்வாசா மரியாதாம் அத்தியேதி அப்படிங்கிறார் அதாவது மரியாதாம் அத்தியத்தின்னா ஒரு லிமிட் தெரியாத தாண்டது இவனுடைய ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது ஓவர் ட்ரஸ்ட் வைக்கிறானே ஆச்சாரியனோட குடும்பத்துல அப்படின்னுட்டு கச்சன் சொல்றார் சோ தேவராஜஸ்ய இந்திரனுடைய இந்திரனுடைய விஸ்வாசம் ஹிஸ் ட்ரஸ்ட் இந்திராஸ் ட்ரஸ்ட் வந்து ஆச்சாரிய குடும்பே இந்த trust he has in his guru's family அது வந்து மரியாதாம் அத்தேத்தி மரியாதானா பகுமானம் அவன் மரியாதை கொடுக்கல அதை தாண்டது அந்த அர்த்தத்துல எடுத்துக்கூடாது மரியாதாங்கிறது it is a limit it crosses the limit there is a certain limit to which you can trust somebody அந்த லிமிட்டை தாண்டது இன்னைக்கு அப்படின்னு கச்சன் சொல்றான் அதாவது பெருமாள் பண்ண ஒரு காரியத்தை போய் என்ன பண்ணணும் எங்கிட்ட நான் தான் திருப்பி அதை வந்து பண்ணணும்னு சொல்றானே இது வந்து ரொம்ப ஓவரா தெரியல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் இன் மாடர்ன் டெர்மினாலஜி இந்திரஹ பாத்திரே கலு விஸ்வாசக பாத்திரம்னா worthy person it eh, eh, eh, uh, விஸ்வாசகா my trust has been placed in a worthy person சரியான பாத்திரத்துல தான் என்னுடைய விசுவாசமானது இருக்கு இல்லையா கிம் வா மம பாத்திரம் வாட் இஸ் மை வர்த்தினஸ் என்னோட பாத்திரம் அப்படிங்கிறது என்னது இந்திர சுஷ்டு பிருஷ்டம் அத்திய சமாபதிதாம் ஆபதம் அபநேத்தும் முக்கிய பாத்திரேன பவதா பவித்தவ்யம் சோ வாட் இஸ் மை கேரக்டர்னு கேக்குறா பாத்திரே கலு விஸ்வாசா உன்னுடைய கேரக்டர்ல தான் ஐ ஹவ் பிளேஸ்ட் மை ட்ரஸ்ட்ங்கரிச்சு so what is my character here what is my role here அப்படின்னு கேக்குறார் அதுக்கு சுஷ்டு பிருஷ்டம் நீ கரெக்டா கேட்டிருக்க அத்திய சமாபதிதாம் ஆபதம் அபநேத்தும் in order to remove the calamity that has come today for us so அத்திய இன்னைக்கு சமாபதிதம் பதிதாம் வந்திருக்கக்கூடிய ஆபதம் ஆபத்தை அபநேத்தும் விளக்குவதற்காக பவதா தங்களால் முக்கிய பாத்திரேன பவித்தவ்யம் உங்களால் முக்கிய பர்சனாக இருக்கப்பட வேண்டும் காரணம் இதுல பாவை பிரயோகத்துல இருக்கு so in order to remove this calamity you have to be play the major role here முக்கிய பாத்திரேன பவித்தவ்யம் சமயக்கு ஆபதிதம் ஆஹ் சோ இந்த இடத்துல வந்து சமாபதிதம்ங்கிறது சமாபதிதாம் எழுதிடுறேன் ஆனா அத அப்படி பிரிக்கிறது அழகா இருக்காது அதுக்காக சரியா சமாபதிதாம் ஆபதம் அபநேத்தும் சோ சமாபதிதம் ஆபத்து சம்பத் ஆபத் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் சம்பத்துனா செல்வம் ஆபத்துனா கெலாமிட்டி டிசாஸ்டர் எனி டிஃபிகல்ட்டி ஆபத்து வந்துருத்துங்கிறோமோ இல்லையோ அதுதான் அதே வேர்டு தான் இது ஆபத்துங்கிறது கஷ்டம் ஒண்ணு வந்துருத்து பத்தித்தம்னா விழுந்தது ஆபத்தித்தம்னா வந்தது சம்யக்கு ஆபத்தித்தம் நன்கு வந்து விழுந்தது ஓகே புரிஞ்சுக்காது அபநேத்தும் விளக்குவதற்கு அபநேத்தும் அபநயதி நயத்தின்னு எடுத்து நீ தாத்து சோ நீ தாத்துக்கு வந்து துமுன் போட்டோம்னா நேத்தும் அப உபசர்க நீ தாத்து துமுன் பிரத்யா அபநேத்தும் விளக்குவதற்கு சோ நயதி இஸ் ஆல்வேஸ் டு லீட் அபநயதி இஸ் டு ரிமூவ் கச்சஹ யா கச்சஹ கா சாரி காவா ஆபத் கதம் வா அபநயனம் கிம் பாத்திரம் மீனிங் சொல்லுங்க காவா what is the trouble difficulty trouble கதம் வா அபநயனம் அதுக்கு உபாயம் என்னது அபநயனம்னா how can it be removed how is the removal relieve from it and கிம் பாத்திரம் வாட் இஸ் த உபாயம் வே ஃபார் இட் பாத்திரம்ங்கிறது ரோல் இங்க ரோல் சோ அதானே பாத்துட்டு இருக்கோம் so what is my role பாத்திரம்னா what is my role in this அத கேக்குறான் இந்திரஹ ஸ்ருணு கச்ச குமார இதுல ஏதோ நான் தப்பு பண்ணிருக்கேன்ல ஒரு நிமிஷம் கச்ச கச்சகுமார கேளு இது ரெண்டு தடவை வந்திருக்கு மம இதம் ஆதிபத்தியம் I think I should remove this row and யா ஆ கச்ச கச்சகுமார மம ஆதிபத்தியம் இது ஒரே இதுதான் இந்திரஹ ஸ்ருணு கஜகுமார மமே அது எப்படி மம I will split and show மம இதம் ஆதிபத்தியம் திரிதிவௌகசாம் ஸ்ருணு கஜகுமார மம இதம் ஆதிபத்தியம் த்ரி त्रिदिवौकसां जीवितं च त्वया यत्तं अ, य- त्वया यत्तम् इदानीम् आ, இது வந்து त्वयि आयत्तम् इदानीम् ம்? So, அஹ், ஸ்ருணு கச்சகுமார கேளு நீ கே அதாவது அஹ், ப- ஆபத்து என்ன what what is the trouble what is the removal process and what is my role in it அப்படின்னு கச்சன் கேட்கறான் அதுக்கு ஸ்ருணு கச்சகுமார கச்சகுமார கேளு நான் சொல்றத மம இதம் ஆதிபத்தியம் திரிதிவௌ கசாம் ஜீவிதம் ச என்னுடைய இந்த ஆளுமை ஆதிபத்தியம்னா ஆளுமை அண்ட் திரிதிவ திருதிவௌகசாம் தேவர்களினுடைய ஜீவிதம் உயிரும் துவயி ஆயத்தம் உன்னிடத்தில் ஆயத்தம் ஆயத்தமாக இருக்கு இது வந்து என்ன so it is it rests on you ஆயத்தம்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் யூன்னு அர்த்தம் சோ மமேதம் என்னுடைய இந்த ஆதிபத்தியம் that is the sovereignty my sovereignty and திரிதிவௌகசாம் ஜீவிதம் ச the life of all the devas திரிதிவௌகசாம்னா மூன்று லோகத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய உயிர் அப்படிங்கிறதுங்க ஸோ திவௌகசான்னு மாத்திரம் சொன்னா வெறும் தேவர்கள்னு அர்த்தம் திருதிவௌகசங்கிறச்ச மூன்று உலகங்களை வந்து வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் பூர்புவ இது பாத்தாளம் எல்லா லோகத்திலையும் வந்து ஆர் பூர்புவ ஸ்வர் ஸ்வரலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று லோகங்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது உன் கையில தான் இருக்கு துவயி ஆயத்தம் துவையாயத்தம்னா இதுல படிச்சிருப்பேள் துவைய மதாயத்தம் பௌருஷம்னு வரும் உம் தொய்யாயத்தம் சக்குன்னு மறந்து போயிடுது இப்போ கர்ணன் ஒன்று சொல்லுவான் மதாயத்தம் ஆயத்தம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மீன் அர்த்தம் துவயாயத்தம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ இதானிம் ஹா கச்சஹ கத்தியதாம் ம் கத்தியதாம் தல தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணும் க இஸ் நார்மல் இல்லையா ஸோ கத்தியதாம் கத்தியதாம் சொல்லுங்க Let it be said by you கத்தியதே சோ கத்தியதாம் கூறுங்கள் इन्द्रः सः सहजवैर् वैरिणः अ, खल्वस्माकं पूर्वदेवाः ம். சகஜ வைரினகா சகஜமாக ஒரு வைரம் விரோதத்தை கொண்டவர்களாக இருக்கா யாருன்னா பூர்வ தேவாக முன்பு தேவர்களாக இருந்தவர்கள் பிகாஸ் கஷ்யப்பருடைய ரெண்டு கஷ்யப்பர் வாச பிரஜாபதி அவருடைய மனைவிகள் தான் திதி அதித்தி திதியினுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள் அதித்தியனுடைய சாரி அதித்தியனுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள் அசுரர்கள் இந்த தேவர்களினுடைய பிள்ளைகள் வந்து அது பிள்ளைகள் தேவர்கள் ஆதித்யாகான்னு பேரு சோ பூர்வ தேவாகாங்கும் பொழுது முன்பு அவர் தேவர்களாக தான் இருந்தா ஆனா ஸ்லோலி அவளோட கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆர் பூர்வ இவாளுடைய பூர்வஜாகா தேவ அசுரர்களினுடைய பூர்வஜாலாம் வந்து தேவனா தானே இருந்தா பூர்வம் தேவகா ஏஷாம் தே தே பூர்வ தேவாகா எவர்களுக்கு முன்பு தே பித்திருக்களாக தேவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்களை பூர்வதேவாகாங்கிறத வச்சுட்டு சொல்றான் இந்திரன் முன்பு தேவர்களாக இருந்தவர்கள் சகஜ வைரினகா சகஜமாக ஒரு நேச்சுரல் எனிமிட்டி எங்களோட கூட இருக்கு உம் சரியா இல்ல அந்த இடத்துல சரி டெக்ஸ்ட் வேற மாதிரி இருக்கா இல்ல இதே தான் இருக்காங்க புது டெக்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கு சேம் சரி நான் ஒருவேளை அதுல ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன் எனக்கு என்னமோ இப்படிதான் படுறது ஏன்னா அதனாலதான் அடுத்த லைன்ல பார்த்தேன்னா பாடம் வைமாத்ரேயாக கலு அப்படிங்கிறார் வைமாத்திரேயாகனா வேற அம்மா அவளுக்கு இல்லையா இவ தேவர்களுடைய தாய் வந்து அதித்தி அவர்களுக்கு வந்து வேற அம்மா ஆனா ஒரே பிள்ளைகள் தானே ஒரே ஒரே அப்பா தானே அவளுக்கு அப்படிங்கிறதுக்காக வைமாத்திரேயாக வேற அம்மா தேர்ந்து பிறந்தவா இல்லையா அப்படின்னு பழசுலயும் அப்படிதான் இருக்கு உம் ஆக்சுவலி அந்த ஸ்ருணு கச்சகுமாரக்கு நடுவுல அவஹிதோஸ்மி தேவராஜான்னு ஒரு லைன் இருக்கு நான் அதை விட்டுட்டேன் ஓகே ஸோ இந்த இடத்துல ஸ்ருணு கச்சகுமார கச்சன் உடனே பதில் சொல்றான் அவஹிதோஸ்மி தேவராஜான் இருக்கு அவஹிதஹான்னா அட்டென்ஷனோட இருக்கேன்னு அர்த்தம் சாவதானத்துடன் இருக்கேன் சொல்லுங்கோ ஐம் எஸ் ஐ ஆம் அட்டென்டிவ் அவஹிதா அஸ்மி அப்போ இந்திரன் பதில் சொல்றான் மம இதம் ஆதிபத்தியம் திரிதௌக திரி திவௌகசாம் ஜீவிதம் சொய்யாயத்தம் இதானி my sovereignty and the life of all the devas are depend on you so கத்தியதாம் சொல்லுங்கோ அப்படிங்கிறான் சகஜ வைரினகா கலு அஸ்மாக்கம் பூர்வதேவாகா எங் நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய பூர்வதேவாக முன்னாடி தேவர்களாகவே இருந்தவர்கள் இந்த அசுரர்கள் அவர்களுக்கு எங்களோட அஸ்மாக்கம் சகஜ வைரினகா எங்களுடைய ஒரு நேச்சுரல் எனிமி அவா இல்லையா அது என்ன வேற அம்மாக்கு பிறந்தவர்கள் அந்த ஸ்டெப் சில்ட்ரனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் எனிமிட்டிக்காக இந்திரன் சொல்றான் Mm? So Badham, true. What you say is true, Badham. Enna Vaimatreyaha Kalu. Vaimatreyaha Veru Ammavai Kondavargal Illaya. அப்படின்னு அர்த்தம் ம் வைமாத்ரேயன்னா விமாத்துகு அபத்தியம் புமான் வைமாத்ரேயா அதாவது சபத்னி சபத்னிக்கு பிறந்தவள் அல்லது ஆமா கரெக்ட் சபத்னி தான் இன்னொரு அம்மாக்கு பிறந்தவர் விமாத்துஹூனா one who is not your mother so step mother சில்ட்ரனுக்கு வைமாத்ரேயாகான்னு பேரு நேன இந்திரன் இந்திரஹ அமிர்தம் அதனாத் பிராகேவ தேஸ்மா ஸ்வாக்ரஹ ஸ்வாக்ரஹ கிரஸ்தாஹா இது பிரிக்கிறது எப்படி அமிர்தம் அதனாத்து பிராக்கு ஏவ அமிர்தம் அதனம் செய்வதற்கு முன்னாடியே before the churning of the ocean அதுக்கு முன்னாடியே தே அஸ்மாசு ஆக்ரஹ கிரஸ்தாக ஸோ அஸ்மாசு ஆக்ரஹ கிரஸ்தாக எங் நம்மளிடத்துல அவர்களுக்கு ஒரு ஆக்ரகத்தோட இருந்தார்கள் இல்லவா ஆக்ரகம்ங்கிறது ஒரு எனிமிட்டி அல்லது ஒரு என்ன சொல்றது அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியோட இருக்கா அட்டாக்கிங் மென்டாலிட்டி அதோட இருந்தா இல்லையா ஆக்ரஹ கிரஸ்தாக அந்த ஊ ஆ இருக்கிற இடத்துல ஊக்கு பதில வ வந்துரும் ம் ஸோ ஈகோ இணைச்சி வருது இல்லையா அதனால ஊக்கு பதில வ வரும் அஸ்மாசு ஆக்ரஹ கிரஸ்தாக ஸோ அமிர்தமதனாத்து பிராக்கு ஏவ மதனம் அமிர்தத்தை கடைவதற்கு முன்பே தே தே இத்தியுக்தே அசுராக அஸ்மாசு தேவேஷு ஆக்ரஹிரஸ்தாக ஒரு அட்டாக்கிங் மென்டாலிட்டி அவளுக்கு இருந்தது அஸ்து நாம தயா கதையாத்திய கிம் அஸ்து நாம இருந்துட்டு போட்டுமே லெட் இட் பி தயா கதையா அத்திய கிம் what is the purpose of that story today இன்னைக்கு எதுக்கு அதை போய் எடுக்கிற ரொம்ப காலமா அவளுக்கு அன்னிலேருந்தே கொஞ்சம் வெறுப்பு தான் அப்படின்னு நம்ம வந்து கதை சொல்றச்சே ஒருத்தர்கிட்ட அப்படிதானே பேசுவோம் so Indran also starts off like that அன்னைக்கு I knew he had an enmity from a long time அப்படின்னு அது இருந்துட்டு போட்டோம் வாட் ஆஃப் இட் நவ் அப்படின்னு கச்சன் கேட்கிறான் இந்திரஹ நனு பனாமி மத்தியே காஞ்சித் சந்திம் அவலம்பிய அமிர்த சம अ, अमृत अमृतसम्पा सम्पादनार्थं अ, प- प्रयत् प्रयतितम् अस्माभिश्च तैः ம் ஸோ நானும் பணாமி நான் சொல்றேன் he's starting off from the beginning காஞ்சித் சந்திம் அவலம்பிய சரி எல்லாம் ரைட்டு அந்த கா what what of that story today அப்படிங்கிறச்சு இன்னொன்னு you have to hear the whole background of it let me start from the பிகினிங்னு இந்திரன் சொல்றார் நானும் பணாமி லெட் மீ டெல் யூ கதையாமி ஐ வில் டெல் யூ மத்தியே ரெண்டு பேருக்கும் நடுவுல பிராகேவ ஆக்ரஹகிரஸ்தாக தேவர் already holding up arms against us அப்படி இருக்கும் பொழுது மத்தியே நடுவுல இன் பிட்வீன் அஸ் காஞ்சித் சந்திம் அவலம்பிய சந்தினா நெகோசியேஷன் ஆர் ட்ரீட்டின்னு அர்த்தம் பீஸ்ன்னு அர்த்தம் பீஸ் ட்ரீட்டி ஏதோ ஒரு பீஸ் ட்ரீட்டியை எடுத்துண்டு ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த சமுத்திர மத்தனம் பண்ற வரைக்கும் நம்ம வந்து we should not be fighting each other we have to work towards together for a common goal அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே காஞ்சித் சந்திம் அவலம்பிய we took part in a small peace treaty காஞ்சித்துங்கிறச்சு it's not a very particular treaty that will last for a lifetime இது வந்து நடுவுல அந்த அமிர்த சம்பாதனார்த்தம் ஏவ சந்திம் அவலம்பிய in order to get that அமிர்தம் அமிர்தத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் ஏதோ ஒரு சந்தியை அவலம்பிய ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு latest come to common goal அது அப்படின்னு நாங்க வந்து புரிஞ்சுண்டு அஸ்மாபிஹி தைஹி ச பிரயதிதம் an effort was made by both us and them சரியா कचः ज्ञातमेव அதான் தெரியுமே we know that ஆ इन्द्रः न ज्ञातम् इति न கதானுசந்தானார்த்தம் சர்வம் அப்பிய அப்பிய அபிதீயத்தே உனக்கு தெரியாதுன்னு இல்லப்பா இந்த பிரகிருத கதையை நான் வந்து சொல்லணுமோ இல்லையோ அதுக்காக நான் முதல்ல இருந்து ஆதியில இருந்து சொல்றேங்கிற ந ஜாத்தம் இது ந it is not as if you do not know about it பிரகிருத கதா அனுசந்தானார்த்தம் in order to give an idea a picture of the present context present picture என்னங்கிறத அனுசந்தானார்த்தம் சொல்லுவதற்காக சர்வமபி அபிதீயத்தை everything is being said here அபிதீயத்தை அபிததாதி தாதாத்து அபிபூர்வக அபிங்கிற உபசர்க்கம் தாதா தாதாத்து சேர்ந்ததுன்னா அந்த தாதாத்துக்கு வந்து கதனம் உக்தி பேச்சு அப்படிங்கிற அர்த்தம் வரும் ஸோ சஹா அபிததாதி அவன் கூறுகிறான் சஹா கதையதி இத்தியர்த்தா வததி அவ்வளவுதான் அந்த சோ தேன கத்தியதே தேன உச்சியத்தே அவனால் கூறப்படுகிறது அப்படிங்கிறச்சு மயா அபிதீயத்தே இந்த இடத்துல so it is being said by me so that you understand the present context அனுசந்தானம் மேக் இட் கிளியர் ஆமா அப்படி எடுத்துக்கலாம் அனுசந்தான அனுசந்தானம்னா இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவா சில சமயம் ஆனா அனுசந்தானம் இந்த இடத்துல வந்து புனர் மறுபடியும் அதை வந்து விவஸ்தானம் பண்றதுக்கு to to reestablish the point அதுக்கப்புறம் சரி ஷீரோ ஷீரோதன் வத் கலஷே मन्था मन्दरधरा धरसञ्जातः राजा रज्जुः फणीनां वयम् अ, वयम् उभये म- अ, मथनकर्मणि परिक्लुप्ताः Hmm. So he describes what happened during that uh, churning of the ocean. க்ஷீர உதன்பது கலசே இப்போ நம்ம வந்து ம், தயிர் கடையணும்னா ஒரு பானை இருக்கணும் பானைக்குள்ள ஒரு மத்து இருக்கணும் ரெண்டு ஒரு கயர் இருக்கணும் அந்த கயரை ரெண்டு பேரு பிடிச்சி இழுக்கணும் பெரிய கலசமா வச்சுக்கணும் நினைச்சுக்கணும் மனசுல ஒருத்தர் வச்சுட்டு பிடிச்சு இழுக்கிறது இல்ல பெருசா ஒரு இடத்துல மத்து கடையணும் அந்த மாதிரி இங்க வந்து க்ஷீர உதன்பத்து பார்க்கடல் உதன்பத்துங்கிறச்சு உதம் அசி அஸ்தி உதன்வான் உதகம் ஜலம் உதங் உதம்னாலும் ஜலம் ஜலங்கள் இருக்கக்கூடியது ஜலநிதிஹி ஜலதிஹி அப்படின்னா ஓஷன் சோ க்ஷீரோதன்பது கலசே க்ஷீர பார்க்கடல் பா பாலு கடல் அதுதான் கலசம் சோ க்ஷீர உதன்வான் ஏவ கலசா க்ஷீரோதன்வத் கலசா தஸ்மின் க்ஷீரோதன்வத் கலசே பார்க்கடல் எனும் ஒரு கலசத்தில் in a pot which is இந்த milk ocean which is the pot அப்படி அந்த மெட்டஃபர் மாதிரி எடுத்துக்கணும் அந்த இடத்துல ரூபக அலங்காரம்னு சொல்லுவோம் அதை அடுத்தது மந்தர தராதரஹா மந்தா சஞ்சாதா மந்தர தராதரஹா தராதரஹா பூதரஹா கிரி மவுண்டனுக்கு வந்து உங்களுக்கு தராதரஹா அப்படின்னு பேரு ஸோ ஜென்ரலி தரான்னா பூமின்னு அர்த்தம் ஸோ பூமிதரகா பூதரஹா இதெல்லாம் வந்து மலைக்கு பேரு ஏன்னா மலை தான் பூமியை சேர்த்து வச்சுட்டு தாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு அந்த ஒரு வியுற்பத்தி அந்த எட்டமாலஜியை வச்சுண்டு mountain is call something that keeps the earth together so தரம் தரதி தராம் தரதி இது தராதரா கிரிஹி பர்வதா ஸோ மந்தரஹா இது தராதரா மந்தரங்கிற ஒரு பர்வதம் மந்தா சஞ்சாதா மத்தாக ஆயிற்று உம் வடவரையை மத்தாக்கி அதுதானேங்க சோ அந்த மந்தர மலையை உங்களுக்கு இங்க மத்தா ஆக்கி சஞ்சாதா அதுதான் மலை மந் மத்தாக ஆயிற்று பணினாம் ராஜா ரஜ்ஜுஹு பணினாம் ராஜா பணி பாம்புகள் பாம்புகளினுடைய ராஜா அரசன் அரசன் தான் ரஜ்ஜு கயரு So the king of the serpents was made into a, uh, a rope. வயம் உபயே வயம் உபயேங்கிறது தேவாகா அசுராகாச்ச மதன கர்மணி அந்த கடையும் செயலில் பரிக்ளுப்தாக நியுக்தாக வி வர் அப்பாயிண்டட் ஆஸ் இது ஃபார் திஸ் இந்த இந்த கடையதற்கு சேர்னிங் ஆக்ஷன்ல நாங்க ரெண்டு பேருமே போத் தேவாஸ் அண்ட் அசுராஸ் பரிக்ளுப்தாக தேவர் அப்பாயிண்டட் சைகதே மாலா அது வந்து பகவான் வந்து அந்த பார்க்கடல்ல இருக்காருங்கிறத பண்றது அப்படியே சேம் அண்ட் ராஜா வந்து வாசுகி வாசுகி கச்சः अहो वक्तृवैलक्षण्येन श्रुतचरापि कथा कुतूहलं मे जनयति उच्यताम् இதாவது தெரிஞ்ச கதையே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சொல்ற விதத்துல சொன்னான்னா அதை வந்து ரெண்டாவது தடவை என்ன மூணாவது தடவை என்ன பல தரம் கேட்கலாம் திருப்பி அதுதான் அங்க சொன்ன கதையேவா இருக்கும் வக்திரு வைலக்ஷண்யேன ஸ்ருதச்சரா அபி கதா குதூகலம் மே ஜனயதி ஸ்ருதச்சரா அபி கதா ஸ்ருதம் கேட்கப்பட்ட சரான சரதி போக்கு கேட்கப்பட்ட ஒரு போக்கை கொண்டதான கதையாக இருந்த பொழுதிலும் even though it is story that we have heard many times அப்படி இருந்தா கூட வக்திரு வைலக்ஷண்யேன because of the difference in the speaker so because uh, because the speciality of the speaker so வக்திரு Vaktru பேச்சாளனுடைய ஒரு வைலக்ஷண்யம் ஒரு புதுமையினால் ஸ்ருதஜர அபி கதா கேட்கப்பட்ட கதையாக இருந்த பொழுதிலும் மே குதூகலம் ஜனயதி it it gives me a curiosity மே குதூகலம் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கறது உச்சிதாம் சொல்லுங்க இந்திரஹ பார்ஷ்வே பார்ஷ்வே ச பாதக பிரமிதோ விவாதக ग्राहे च वाद ग्रथने विवाद पादे च पादे च सुरासुराण परस्परं वाक्कलहो बभूव இது என்ன சொல்றது இங்க இந்த பக்கத்துல ஒரு சண்டை அந்த பக்கத்துல ஒரு சண்டை பிடிச்சுக்கிறதுல சண்டை கடையறதுல சண்டை ஒரு ஒரு செப்ப எடுத்து வச்சுக்கிறச்சேயும் ஏதோ வாக் வாக்வாதம் இருந்துட்டே இருந்தது இதை பத்தி என்ன சொல்றதுக்குங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் இந்திரன் பார்ஷ்வேச்ச வாதகா பார்ஷ்வேனா பக்கத்துல நின்னா ஒரு சண்டை சரி அந்த பக்கம் இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் இருக்கலாம் பாதி பேர் இந்த பக்கம் இருக்கலாம் அப்படிங்களா ஏன்னா அதுல வந்து என்னன்னா we have got the wrong side you have the better side அப்படின்னு சொல்லுவா சரி பாதி பேர் நீங்க எங்க வாங்கோ அங்க பாதி பேர் போங்கோங்களாம் சோ பார்ஷ்வே பக்கத்திலேயே இருந்தாலும் வாதகா there is an argument when they are standing beside பிரமிதௌச்ச ச பிரமிதௌனா பிரமித்தௌனா பிரமிதிஹி அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம் ஆர் மெஷர்மெண்ட் உனக்கு பெரிய ரோப் இருக்கு எனக்கு குறைச்சலான ரோப் இருக்கு அப்படின்னு சொல்றா டகஃப் ஆர் கேம் தான் ஆனா அட் த சேம் டைம் ஏன்னா you can say you have a longer rope you have a wider rope so it is very difficult for me to do it you உங்களுக்கு தான் வந்து நல்லது கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரமித்தவுனா measurement you are closer to the with mountain where is we are far away from the mountain if you are closer it is difficult எதுவும் இந்த மாதிரி சண்டைகள் பிரமித்தவ் இந்த மேட்டர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் விவாதக அண்ட் ஆர்குமெண்ட் கிராகேஜவாதா கிராஹம்னா பிடிச்சுக்கிறதுல யார் முன்னாடி பிடிச்சுக்கணும் யார் பின்னாடி பிடிச்சுக்கணும் யார் அந்த சைடு பிடிச்சுக்கணும் யார் இந்த சைடு பிடிச்சுக்கணும் அப்படின்னு கிராஹே இந்த matter of holding that rope அதுலயும் வாதா ஆர்குமெண்ட் கிரதனே ச விவாதகா கிரதனேங்கிறச்சு கோக்கிறது இப்படி சுத்தணுமா ரோப்ப இல்ல அப்படி சுத்தணுமா ரோப்ப அப்படின்னு அதுல வேற ஒரு problem argument on how to mix the இது அந்த ரோப்ப இல்ல எந்த இடத்துல வைக்கிறது பாதேச்ச பாதேச்ச அட் எவ்ரி ஸ்டெப் சுராசுராணம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக் கலகா வாச்சா கலகா வாக்கலகா பேச்சுனால ஒரு கலகம் ஒரு சண்டைங்கிறது பபுவே இருந்தது So there was a constant fight, verbal fight between them uh, during that journey. Hmm. Kachaha sthane yetat prakriti nikriti sthanam tatastataha. Hmm. Prakriti nikriti sthanam tat sthane sthanena yuktam it is uh, appropriate that this sort of an argument is bound to happen for a person who is prakriti uh, sthanam nikriti sthanam angra so prakriti prakritiல இருக்கிறவாங்கறச்சே இயற்கையாக இருக்கக்கூடியவர்கள் ஆனஸ்ட் பீப்புள் நிகிருத்தினா ஒன் ஹூ ஆர் டிஸ்ஆனஸ்ட் நிகிருத்தி சோ நிகிருத்தி நிகிருத்தவு ஸ்தஹா one who is present in dishonesty prakritistahana or yaar oruvan swabhavamaga irkano so for both honest and dishonest people this is right it is a, it is a, a sthane it is a correct position that this sort of an argument is bound to happen between people who are both honest and dishonest because of varying principles so tatastataha melu ha indraha madhyastha katha tathastam antatah katamapi சுதா லப்தா தத் விபஜன விபஜன சமயே மத்தியஸ்தா கதா ததா ஆஸ்தாம் இதுக்கப்புறம் என்ன நடுவுல நடந்ததுங்கிறத he is conveniently quietly ignoring ஏன்னா நடுவுல வந்து விஷ்ணு வந்தார் பண்ணார் அதெல்லாம் இப்போ வந்து விஷ்ணுவனுடைய பெருமையை வந்து if he start talking about the greatness of Vishnu அப்புறம் கச்சன் வில்சே ஓகே உங்களுக்கு தான் அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளோ இதுவா வந்திருக்கோம் இல்லையோ why should you depend on me அப்படிங்கிற மாதிரி வந்து ஈ டசன் வாண்ட் வளவளான்னு சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டார் என்னெல்லாம் செல்வங்கள் வந்தது தான் என்ன எடுத்துட்டோம் அவ என்ன எடுத்துண்டா அதுலயே டிஸ்பேரிட்டி இருந்தது huge disparity between what all Indra took and what all Bali Chakravarthi அது அசுரர்கள் எடுத்துட்டாங்கிறதுல சோ மத்தியஸ்தா கதா நடுவுல இருக்கக்கூடிய கதை மத்திய திஷ்டதி யா கதா ததா ஆஸ்தாம் தத் ததா ஏவ ஆஸ்தாம் let it be so we don't need to elaborate on it today அந்த அட் தி எண்ட் கதமபி சுதா லப்தா somehow we attained nectar சுதா அந்த அமிர்தமானது அடைய பெற்றது தத் விபஜன சமயே அத வந்து பிரிக்கணுங்கிற சமயத்துல அப்போ இவன் கச்சன் சொல்றான் அப்படியே நிறுத்துறான் இந்த மாதிரி வர்றச்சே விபஜன சமயங்கிறச்சே இத்தி அர்த்தோக்தேன்னு யூஸ்வலி பிராக்கெட்ல போடுவான் நாட்டகத்துல எல்லாம் அப்படின்னு பாதி அவன் சொல்லி விட்ட உடனே இன்னொருத்தர் வந்து அதை தடுத்து நிறுத்தி அதான் தெரியுமே அப்படின்னு நிறுத்திடுவான் हम्म। कचः विदित एव हि कथा कथा अवशेषः हम्म। मायया असुरस्य एकस्य देवगोष्ठीप्रवेशः चक्रधरेण तत् छिरच्छेदनं माया विना असुराणां सुधानुपलब्धिः சோ இதுல இப்ப என்னாச்சு விதித ஏவ கதா அவசேஷா ரிமைனிங் ஸ்டோரி விதிதா ஏவ இட் இஸ் நோன் தெரியுமே அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே பாக்கி என்ன கதை நடந்ததுன்னுட்டு மாயையா அசுரஸ்ய ஏகசிய தேவகோஷ்டி பிரவேசா மாயையா இதனால மாயையினால ஒரு மேஜிக்னால அசுரஸ்ய ஏகசிய ஒரு அசுரனுடைய தேவகோஷ்டி பிரவேசா தேவர்களுக்கு நடுவுல நுழைவு அப்படிங்கிறது வந்தது ஏன்னா இது இவா பண்ண தப்பு தான் மோகினி அவதாரம் எடுத்து அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு இவாளுக்கு தானே கொடுத்தார் அவர் அதனால மாயையா அது எப்படியாவது கிடைச்சிடணுங்கிறதுனால அதை புரிஞ்சுண்டு ஒரு அசுரன் மாத்திரம் அவுட் ஆஃப் டிசீட் மாயையா ஆர் அவுட் ஆஃப் மேஜிக் ஏகசிய அருஸ் there was the entrance of one Asura into the crowd of Devas தேவகோஷ்டி அதுக்கப்புறம் என்னாச்சு சக்கரதரேன தச்சிரேதனம் தஸ்ய சிரசக சேதனம் தத் சிரச்சேதனம் ஒரே சமஸ்த பதம் இந்த இடத்துல விக்கிரவாக்கியம் உம் இத்துங்கிறது இச்சா மாறி அதுக்கப்புறம் பின்னாடி ஷகாரம் இருந்ததுன்னா அந்த ஷா வந்து சாவா மாறும் இது ஒரு ஸ்பெசிபிக் சூத்திரம் இருக்கு அதுக்கு சோ தத் சிரச்சேதம் சிரச்சேதம் அந்த அசுரனுடைய தலை வெட்டுதல் the cutting of his head அது எதனால சக்கரதரேண யா சக்கரம் தரதி சஹ விஷ்ணு தேன விஷ்ணுனா தஸ்ய அசுரஸ்ய சிரச்சேதம் அபவது மாயா மாயாவினாம் அசுராணாம் சுதா அனுபலப்தி அனுபலப்தினா நாட் கெட்டிங் இட் ஸோ மாயாவினாம் அசுராணாம் மாயையுடன் கூடினவர்களான டிசீட்ஃபுல் அசுராஸ் அவர்களுக்கு சுதா நெக்டர் வாஸ் நாட் அப்டைன்ட் அனுபலப்திஹி இட் வாஸ் நாட் அப்டைன்ட் புரியுதா கூட்டம் குரூப் தான் ஆமா தேவ கூட்டத்துக்கு நடுவுல பூந்துட்டான் அப்படின்னு பிரவேசா இந்திரஹ கச்சகுமார தத்ர திஷ்ட தேனைவ ஹேத்துனா பிரவருத்த மத்சரா அசுராக ததா तदा अभिषे अभिषेणयन्ति स्वर्गपुरी बहवो अस्माभिर्निह निहन् நிஹன்யந்தே ச ம் கச்சகுமார தத்திர திஷ்ட அங்கே இரு மேல சொல்லாத அதுக்கு சொல்றான் சுதா அனுபலப்திஹி they did not get that nectar அதனால அப்ப அங்க வெயிட் பண்ணு தேனைவ ஹேத்துனா சுதா அனுபலப்தி ஹேத்துனா அதுதான் இங்க தேனைவ ஹேத்துனான எந்த காரணத்தினால அவளுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கவில்லையோ அதனாலே அந்த காரணத்தினால் பிரவிருத்த மச்சராக பொறாமை வளர்ந்த பொறாமையை கொண்டவர்களான அசுரர்கள் ததா ததா அப்பொழுது அப்பொழுது ஸ்வர்கபுரிம் அமரா அமராவதிய அபிஷேணயந்தி முற்றுகையிடுகிறார்கள் அல்லது இது பண்றா அட்டாக் பண்றா அபிஷேணயந்தி முற்றுகைன்னு சீஜ் வைக்கிறது uh, abhishedanam also means approaching an enemy so abhishe uh, uh என்ன சொல்றது மார்ச்சிங் uh, டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அபிஷேன so marching with an army அதுக்கு அபிஷேணனம்னு பேரு ஸோ வித் தேர் அந்த காரணத்தினால தான் பிரவருத்த மத்சராக with their jealousy becoming more and more அசுராக அந்த அசுரர்கள்லாம் ததா ததா then as and when they felt like However, they attacked uh, Swargapuri, the city of Swargam, with an army. Bhavaha asmabihi nihanyantecha. Many of them were being killed by us also. அதாவது நிஹன்யந்தே பகவஹா அசுராக many Asuras were being killed நிஹன்யந்தே அஸ்மாபிஹி எங்களா எங்களால ஸோ ஹந்தி ஹதஹ க்னந்தி இது அஸ்மாபிகி நிகன்யந்தேங்கிறச்சு வயம் கன்மஹா அப்படி வரணும் ஸோ ஹந்தி ஹதஹா நந்தி ஹன்மி ஹன் ஹன்னி வாட் இஸ் த லட்லா ஹந்தி ஹதஹா க்னந்தி ஹன்மி ஹன்வஹ ஹன்மஹா தான் டவுட் ஸோ வயம் ஹன்மஹா நாங்கள் கொல்லுகிறோம் கர்த்தரி பிரயோகத்துல கர்மணி பிரயோகம் வரைச்சு அஸ்மாபிஹி ஹன்யந்தே யாரு அசுராக பகவஹா அசுராக நிஹன்யந்தே கொல்ல கொல்லப்படுகிறார்கள் உம் ஒரே காம்பவுண்ட் அ சோ மத்சரம் ஏஷாந்தே சோ ஜெலசி பிரவருத்தம் has increased those the ones with the increased jealousy because they did not get the amritam nectar their jealousy was slowly increasing because தேவாளுக்கு வந்து அந்த நெக்டர் இருந்தது அப்படின்னு பிரவிருத்த மத்சராக வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு பொறாமையை கொண்டவர்களாக கச்சக சாது சாது சாது சாதுன்னு எதுக்கு சொல்றா many of us killed them அப்படின்னு ஒண்ணு ஆ வெரி குட் வெரி குட் இந்திரஹ நா சாது அஸ்மத் அனிகே अपि अस्मत् अनेके अप्यनेके निहन्यन्ते तैः ம் அஸ்மதனீகே அஸ்மாக்கம் சேனாயாம் நம்மளுடைய இதுல ஆர்மியில அஸ்மா அஸ்மத் அனீகே அபி ஈவன் இன் அவர் ஆர்மி அநேகே தைஹி நிகன்யந்தே அநேகே தேவாக many Devas were being killed by then அசுரைஹி தைஹி அசுரைஹி அஸ்மாக்கம் அனீகே அப்படி அநேகே தேவாக இந்த அநேகேங்கிறது வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் சர்வநாம சப்தம் மாதிரி வரும் அபர அநேக இதெல்லாம் ஸோ அநேக அநேகௌ அநேகே வரணும் நாட் அநேகாக புல்லிங்கத்துல அதே மாதிரி அநேகஸ்மை அநே அந்த மாதிரி அனக்கு அநேகஸ்மாத்து ஏகஸ்மாத்து ஏகான்னு வந்தா கூட ஏக ஏகோ ஏகே வரணும் these are all declined as a சர்வநாம சப்தம் லைக் சஹ தௌத்தே कचः तत् कथं सुधाभुजौ निहन्यन्त इति ந- நிஹன்யந்தே இதி வி- இதுல வந்து சந்தியில அந்த ஏ அஹ், லோபம் ஆயிடுறது சோ தத் கதம் ஹவுஸ் தட் பாசிபிள் சுதா புஜகா இது சாப்பிடுறவா நம்ம அமிர்தத்தை சாப்பிடுறவா இல்லையா பயம் நிஹன்யந்தே இதி சோ இந்த தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய தேவர்கள் நிஹன்யந்தே கொல்லப்படுகிறார்கள் என்று uh, how is it possible that it the devas who eat the nectar are being killed hmm. Uh, uh, ஒரு நிமிஷம் இதோட நிறுத்திப்போம் uh, எனக்கு Okay.